சரிம்மா சாரி சாரிக்கா என்ன பண்ணுற பெட்ட சாரி சாரி சத்துமா கொடுத்தது சின்ன விளையாடிங்கிற பற்றியா ஹாய் சாரி ஹாய் ஹாய் சொல்ல ஹாய் மம்மி குடிக்கிற கீழே விழுந்தாங்க குழந்தை எவ்வளோ வேலை செய்யுது என்னது பட்டது அது என்னது அது எங்கே வாங்கிட்டு வந்தது எங் சத்து மாதம் எங்க எங்கே வாங்கிட்டு வந்த யார் யார் கூட போயிருந்த நீ பால் அடிக்க சாப்பிடலையா நீ சாப்பாடு சாப்பாடு என்ன சாப்பிட போற நீ என்ன சாப்பிட்ற தயிர் பூவா சாப்பிட போறாங்களாம் கீழே ஊத்த பாரு சாரிக்காய் சாதம் சாப்பிட போகிறாங்க அதில் தயிர் மிக்ஸ் பண்ணி சாப்பிட போகிறாங்க என்னாச்சு பட்ட சாரிக்காவுக்கு கை மேலே தயிர் விழுந்து விழுந்துச்சான் ஆ தொடை சொல்லி சொல்லுகிறாங்க பாருங்க ஹாய் எல்லாருக்கும் ஹாய் சொல்லு இதுமா ஹாய் எங்கே போற அது எடுத்துன்னு போட்டாங்க திருப்பி கொட்டாங்க ஸ்லிப் <laughs> ஆயிட்டாங்க நூற்றி அஞ்சாம் நூற்றி அஞ்சு மட்டும் தான் தெரியுமா பட்டு உனக்கு